குஜராத் மாநிலம் வதோதராவில் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆறு பேர் மோப்பனாய் உதவியுடன் கைது செய்யப்பட்டனர் இந்த மோப்பனாய்க்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது கடந்த திங்கள்கிழமை மாலை முப்பத்தேழு வயது பெண் ஒருவர் வயலுக்கு சென்றார் அங்கு அவர் விவசாய தொழிலாளியாக உள்ளார் அவர் வயலுக்கு சென்றபோது ஒரு கும்பல் அவளை முதலில் கேலி கிண்டல் செய்தனர் பின்னர் அவளை தாக்கி முப்பத்தேழு வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தனர் இந்த பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலையை விசாரிக்க போலீசார் விசாரணையை தொடங்கினர் கற்பழிப்பு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மொப்பநாய் ஜாவாவை கொண்டு வந்தனர் பெண்ணின் துப்பட்டா கழுத்தில் கட்டப்பட்டு இருந்தது மொப்பநாய் ஜாவா குற்றம் நடந்த இடத்தில் இருந்த ஒரு தண்ணீர் பாட்டிலில் இருந்து வாசனை வந்தது அதனை மோப்பம் பித்த ஜாவா சுமார் எழுநூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றது அந்த கிராமத்தில் உள்ள தற்காலிக கூட்டாரத்திற்கு அருகில் நின்றது அங்கே மக்களிடம் விசாரித்தபோது முதல் சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர் இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தேசாய் கூறினார் சந்தேக நபரிடம் விசாரித்த போது இந்த குற்றத்தில் மேலும் ஐந்து பேர் ஈடுபட்டுள்ளதையும் அவர் போலீசிடம் வாக்குமூலம் கொடுத்தார் அதில் குற்றவாளி கடந்த திங்கள்கிழமை மாலை வயலில் ஒரு பெண்ணை கண்டதாகவும் அவர்கள் அவளை தாக்கி பண்ணையின் ஒரு மூளைக்கு இழுத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றனர் மற்றவர்கள் அவளை தரையில் தள்ளினர் அவள் உதவிக்காக கத்த ஆரம்பித்தபோது அவர்கள் அவளது துப்பட்டாவை வாயில் அடைத்து மூடினர் பின்னர் தங்கள் குற்றத்தை மறைப்பதற்காக அவர்கள் அவளது துப்பட்டாவை எடுத்து கழுத்தை நெறித்து கொன்றதாக தேசாய் கூறினார் இதனையடுத்து போலீசார் ஆறு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மொப்பனாய் ஜாவா உதவியுடன் இந்த கற்பழிப்பு கொலையாளிகளை கைது செய்தது பெரும் அப்பகுதி முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது